so hey hello guys welcome டேஞ்ச் நான் உங்கள் எஸ்கே ப்ரோஸ் நீங்கள் பார்க்குறது இஸ்ரீவேன் இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான யூடியூபோட ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோ குழப்பலாம் அதுக்கு முன்னாடி நாங்கள் கஷ்டப்பட்டு கண்டென்ட் ரெடி பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதி வீடியோ எடிட் பண்ணி ஒரு நாள் நெட்டு போனாலும் பரவாயில்லன்னு அந்த வீடியோ அப்லோட் பண்ணால் யூடியூப்பில் ட்ரெண்ட் ஆகிறது சரி வாங்க இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாம் February fourteen two thousand five மூணு பேபால் எம்ப்ளாயிஸான Steve Chen Chad Hurley and Jawed கரீமால ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி தான் யூடியூப் யூடியூப் ஆரம்பித்ததுக்கான காரணமே மக்கள் அவங்களோட lifestyle video and home style video upload பண்ணுறதுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டது மே டூ தௌசண்ட் ஃபைவ் யூடியூப்க்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிது அதாவது அந்த டைமில் யூடியூப்க்கு ஒரு நாளைக்கு முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வியூவர்ஸ் வந்தாங்க டிசம்பர் ஃபிஃப்டீன் டூ தௌசண்ட் ஃபைவ்ல யூடியூப் அஃபிஷியலாக லான்ச் பண்ணப்பட்டுச்சு அந்த டைமில் யூடியூப்க்கு ஒரு நாளைக்கு ரெண்டு மில்லியனுக்கும் அதிகப்பட்ட வியூஸ் வந்துட்டு இருந்துச்சு நாட்கள் கடந்து போக யூடியூபோட வளர்ச்சியும் அதிகமாகிட்டே இருந்துச்சு அதாவது சம்மர் ஆஃப் டூ தௌசண்ட் சிக்ஸில் யூடியூப்க்கு ஒரு நாளைக்கு நூறு மில்லியனுக்கும் அதிகப்பட்ட வீடியோஸ் அப்லோட் செய்யப்பட்டுச்சு ஆனால் அவங்களோட வளர்ச்சிக்கான தடையாகவே யூடியூப்பாகவே இருந்துச்சு அவங்களோட கம்பெனியோட க்ரோத்னால அவங்களுக்கு ஏகப்பட்ட கம்ப்யூட்டர்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இன்டர்நெட் கனெக்ஷனுக்காக ப்ராட்பேண்ட் தேவைப்பட்டுச்சு யூடியூப்க்கு அந்த டைமில் ஃபினான்ஷியல் சப்போர்ட் நிறையவே தேவைப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் இருக்க காப்பிரைட்டட் கண்டென்ட்டோட கிளைம் எல்லாமே யூடியூப் மேலே வந்து விழுந்துச்சு அவங்களோட லிமிட்டட் சக்ஸஸ் மூலயமா அவங்களோட க்ரோயிங் காஸ்ட்டை அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல ஸோ யூடியூப் ஒரு பையருக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அந்த டைமில் அமெரிக்கன் சர்ச் இன்ஜின் கம்பெனியான கூகுள் அவங்களோட புது வீடியோ ஸ்ட்ரீமிங் ஆப்பை ரிலீஸ் பண்ணுச்சு கூகுள் வீடியோஸ் பட் ஆனால் அவங்க எதிர்பார்த்த அளவு கூகுள் வீடியோஸ் சக்ஸஸ் தரல இதனால் யூடியூப் கூகுள் கண்ணில் பட்டுச்சு ஃபைனலாக நிறைய கான்வர்சேஷன் கிடச்சி கூகுள் யூடியூப்பை one point six five billion US டாலர்ஸ்க்கு வாங்கினாங்க பட் ஆனால் இப்போது யூடியூபோட network thirty billion US dollars யூடியூப்க்கு கூகுளோட சப்போர்ட் கிடைச்சதுனால யூடியூபோட வளர்ச்சி இன்னும் அதிகமாயிடுச்சு இது வரைக்கும் யாருமே தொட முடியாத அளவுக்கு பீக்கில் இருக்கு இந்த வீடியோ முடிச்சதுக்கு முன்னாடி யூடியூப் பற்றின ஒரு சின்ன ஃபன் ஃபேக்ட் யூடியூப்ல ஃபர்ஸ்ட் வந்த வீடியோ மீ அட்ஜு இந்த வீடியோ அப்லோட் பண்ணவர் ஜாவத் ஃபவுண்டர் ஆஃப் யூடியூப் அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள்